வணக்கம் நான் உங்கள் சூழல் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்பரே சூப்பராக இருக்கணும் நம்ம புதுக்கோட்டையில் செந்தூர் கார்ஸ் வந்திருக்கோம் ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பார்த்து பார்த்துருப்பீங்க லோ பட்ஜெட்லேயும் பார்த்துருப்பீங்க எஸ் கிராஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசைர் டூரு ஸ்விஃப்ட் டிசைர் பக்கா ஓன் போர்டு வண்டி இது சூப்பரான ஒரு காராக இருக்குங்க ஸோ இந்த கார் ரெண்டு காருடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன இது இதுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும் ஸோ யூஸ்டு கார் மார்க்கெட்லாம் அடுப்புலாம் நம்மளுடைய பயணம் இருக்க போது உங்களுடைய ஷோரூம் எதுவும் இருந்துச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஷோரூம் சார் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஒரு டீலராக இருந்தாலும் சரி காண்டாக்ட் தர முடிஞ்சதுன்னா தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய பயணம் இருக்க போது இந்த சேனலை நீங்கள் பயன்படுத்திக்கிறோம்னு நினச்சா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த ஸ்விஃப்ட் டிசைர் டூரை நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வாங்க இதோடைய உள்ளே எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக சுற்றி பார்த்துருவோம் எதுவும் ஃபியூச்சர்ஸ் இருக்காங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க ஓப்பு பாருங்க ஹெட்லாம்ப்லாம் கொஞ்சம் ஃபேர்னஸ் இருந்தாலும் மற்றபடி காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்கையில் உங்களுக்கு பம்பர்ஸ்லாம் எந்த ஒரு கிராச்சஸ் கிராச் இல்லை பெரிய லெவலில் எதுவும் டேமேஜ் இல்லை குரூஸ்லாம் எதுவும் கிடையாது பாடி லைன்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க டோருடைய பாடி லைன்லாம் நீங்கள் அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டூரில் வந்து ஏதோ டிக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கூட இருக்குன்னு சொன்னாங்க ஸ்டீல் வீல் தான் டயர் பேண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் சொல்லலாம் ஆமாம் முப்பத்தஞ்சு சதவீதம் சொல்லலாம் வாங்க நம்ம அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே மேனுவல் விண்டோ தான் வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபைவ் ஸ்பீடு மேனுவலுக்கு இருங்க உங்களுக்கு சின்னதாக ஒரு கலர் டிஸ்பிளே போட்டிருக்காங்க ஏசி ஏசியெல்லாம் பர்ஃபெக்டான ஒரு கீழே இருக்குது அப்படியே டேஷ்போர்ட் பாருங்கள் சீட் கோர்ஸும் பார்த்துக்கோங்க பேக் வியூ பார்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது பேக் சீட் கோட் பாருங்கள் நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது சின்னதான ஒரு டேமேஜு அதை தவிர மற்றபடி நல்லாயிருக்கு பேக் டயரும் பேக் டயரும் ஒரு முப்பது சதவீதம் சொல்லலாம் அங்கிட்டு இருக்க ஸ்விஃப்ட்டு டிசைரு இது ஸ்விஃப்ட்டு டூரு உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள் எனக்கு சின்னதான ஒரு வித்தியாசம் தான் தெரியுது ஆமாம் கொஞ்சம் உயரமாக தெரியுது அந்த ஷிஃப்ட்டுக்கும் டிசைருக்கும் ஸோ வாங்க ரிவேஸ் கேமரா இருக்குது டீசல் வேரியண்ட் உங்களுக்காக லைட்டாக இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் நம்ம இதெல்லாம் மேக்ஸிமம் கமர்ஷியல் வெஹிக்கிள் பர்பஸ் நபர்கள் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஸோ அவங்களுக்காக இதெல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காண்டி நான் காமிச்சிடுறேன் ஏன்னா எதுவும் குறைய இருக்கக்கூடாதுல்ல நேரில் வந்து பார்த்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் ఇప్పుడు యాక్సిలేటర్ ஓகேங்க ஸ்விஃப்ட் டிசைர் டூர் நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க டீசல் வேரியண்ட்டில் இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆயில்லாம் அடிக்கலைங்கிறத காமிச்சிருப்போம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க அதுவும் இல்லாமல் இதெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு வாடகைக்கு வாங்கி ஓட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்காக வாங்கக்கூடிய கார்கள் ஸோ உங்களுக்கு நீங்கள் லோ பட்ஜெட்லேயும் தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க உங்களுக்கு நாலு விண்டோ மேனுவல் விண்டோ தான் பவர் ஸ்டேரிங் மட்டும் வந்துடும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஐடி வேல்யூ இதுக்கு மூணு லட்ச ரூபா கிடைக்கும் போல் நம்மளுக்கு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா விலை கோர் பண்ணுறாங்க நெகோசியபிள் ரேட்டு தான் two thousand fifteen model second owner one lakh seven thousand kilometre running three lakhs sixty five thousand ஸ்கோர் பண்ணுறாங்க three lakhs sixty five thousand so நம்ம அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் பக்கா ஓன் போர்டு நம்ம அதை பார்க்க போகிறோம் இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க அடுத்த காரை பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் வெறும் ஸ்விஃப்டாக டிசைராக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கி ரெண்டு ஷிஃப்ட்டு டிசைர் கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு இது பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது நான் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு அதோடைய விலையை பார்க்கலாம் வந்துருங்க பத்து மாடலு ரெண்டு ஓனரு ஷிஃப்ட்டு டிசைர் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பற்றியில காரு ஸோ நம்ம அப்படியே சைடில் போவோம் நல்லா பிளாக் கலர் தீமில் ஒரு அலைவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாங்க அலைவில் பார்த்துருவோம் அலாய் வீல் இது எக்ஸ்ட்ரா தனியாக போட்டிருக்கோம் அஞ்சு வீலும் அலாய் வீலுங்க இதே வீல் தான் நாலு நாலு வீலு ஸ்டெப்னியோட வாங்க நம்ம அப்படியே டோரை உள்ளே போய் பார்த்துருவோம் உங்களுக்கு நாலு டோர் வந்து பவர் விண்டோ வந்துடுது சென்ட்ரல் லாக் வந்துடுது இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான டேஷ்போர்டு ஏர் பேக்லாம் இல்லை பட் குவாலிட்டியான போர்டு இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் வருது கார் உள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் அப்படியே லைவாக பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தாக இருந்தாலும் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க சீட் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேமேஜுக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி பட் இது வந்து ஒரிஜினல் சீட் கோர் கிடையாது அது மேலே போட்டிருக்க சீட் கோர் தான் சீட் கோரில் பேக் சீட் கோர் பாருங்கள் பேக் சீட் கோரில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சீட் கோரு ஐவேரி கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த டோர் ஹேண்டிலில் பாருங்களேங்க அதே கலருக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்குது எல்லா டோர்லேயுமே கொடுத்துருக்காங்க அது உள்ளேருந்து பார்க்கல அதோடைய ப்ரீமியமாக காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ப்ரீமியம்னெஸ்ஸாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறனால இந்த வண்டியை நான் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணி ரோவ் பண்ணி காட்டுறேன் விடிஐ டீசல் வேரியண்ட்டு நம்ம அப்படியே சைடில் போயிடுவோம் இல்லை ரிக்கு இது ரிவர்ஸ் சென்சார்ஸ்லாம் இல்லை அப்படியே போயிடுவோம் ஸோ அஞ்சு டயர் நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது சதவீதம் சொல்லலாங்க நாலு டயருமே சூப்பராக இருக்குது ஓகே இந்த வியூ பாருங்கள் ஓகே வாங்க நம்ம அப்படியே உள்ள இன்ஜின் கேபினை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த இன்ஜின் கேபினை பாருங்கள் ஓரளவுக்கு முழுசாக ஸோ அப்பர் ரேம்ப்லாம் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு அப்பர் ரேம்பு தான் மெயினு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரைட்டாக ரேஸ் பண்ணுங்கள் என்னங்க ஸ்விஃப்ட் டிசைர் எல்லாருமே நிறைய எதிர்பார்க்கக்கூடிய காருங்கிறனால இன்ஜின் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லா கார்ஸையும் என்னால் காட்ட முடியலாடி ஏன்னா ஏன்னா வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து யாருமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல பண ரீதியாக ஏன்னா நம்ம ஒவ்வொரு காருக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் தேவைப்படுது அதனால் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன மெயின் மெயினாக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க கார்களை மட்டும் நான் காட்டுறேன் எவ்வளோக்கு மக்கள்கிட்ட விருப்பமான கார்களை மட்டும் காட்டுறேன் இந்த காரை காமிச்சிருக்கேன் அதுக்காண்டியாச்சும் ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் எந்தளவுக்கு வியூஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனருங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது உங்களுக்கு வந்து நாலு விண்டோவும் பவர் விண்டோ வந்துடுது விடிஐ டீசல் வேரியண்ட்டு இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா விலை கோர் பண்ணுறாங்க ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஐடி வேல்யூ இருக்குது two thousand ten model second owner one lakh fifteen thousand kilometre running three lakhs sixty thousand விலைக்கு கோர் பண்ணுறாங்க இதில் வந்து நெகோசியபிள் ரேட்டு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிக்கிறதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுது ஸோ இந்த வீடியோ வந்து நிறையா வியூஸ் போகிற மாதிரி பண்ணுங்கள் அதிர்ஷ்டக்கார் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கார்ஸுடைய யூஸ்டு கார் ஷோரூம்ஸுடைய காண்டாக்ட் நம்பர் தந்தால் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் மேக்ஸிமம் இன்னும் ரெண்டு மூணு வார நாளில் கிளம்பிடுவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக டெய்லி வந்து ஒவ்வொரு ஷோரூம்லேருந்து ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் என்னுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பை பை இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க